ஹோ அவாய்ட் பண்ணுறீங்க போல அது கூட பரவாயில்ல நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கூட எனக்கு பெருசாக வலிக்கலை ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அதை பண்ணுற பற்றியா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது எப்படியோ நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கல்ல ஓகே ஹாப்பியாக இருங்க